Arrays க்கு அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் tutorial நல்வரவு இதில் கற்க போவது arrayகளை உருவாக்குவது அரேக்களின் elementகளை அணுகுவது நான் பயன்படுத்துவது Ubuntu 11.10 JDK 16 மற்றும் எக்லிப்ஸ் 3.7 இந்த tutorial ஐ தொடர Java வில் டேட்டா டைப்ஸ் மற்றும் for loop ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும் அரேஸ் என்பது டேட்டாக்களின் தொகுப்பு உதாரணமாக மதிப்பெண் பட்டியல் பெயர் பட்டியல் வெப்பநிலை பட்டியல் மழைப்பொழிவு பட்டியல் ஒவ்வொரு ஐட்டமும் அதன் நிலை அடிப்படையில் இண்டெக்ஸ் செய்யப்பட்டுள்ளன முதல் elementன் இண்டெக்ஸ் 0 இரண்டாம் இன் இண்டெக்ஸ் 1 மேலும் அதே போல டேட்டாவை சேமிப்பதை பார்ப்போம் Eclipse க்கு வருவோம் கிளாஸ் அரேஸ்டெமோ ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது மெயின் methodனுள் மழைப்பொழிவு டேட்டாவை சேர்ப்போம் மெயின் functionனுள் எழுதுக int rainfall open close brackets equal to bracket bracketகளினுள் எழுதுக இருபத்தி ஐந்து கமா முப்பத்தி ஒன்று கமா இருபத்தி ஒன்பது கமா பதிமூன்று கமா இருபத்தி ஏழு கமா முப்பத்தி ஐந்து கமா பனிரெண்டு கடைசியாக செமிகோலன் வேரியபிள் rainfall க்கு பின் ஸ்க்வேர் braceகள் இருப்பதை கவனிக்கவும் இது rainfall integerகளின் அரே என டிக்ளேர் செய்கிறது Braceகள் அரேவின் elementகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இப்போது dataவை அணுகுவோம். அடுத்த வரியில் எழுதுக system dot out dot println within brackets rainfall square bracketகளினுள் 2 இண்டெக்ஸ் எண் 2 உள்ள எலிமெண்ட் ஐ அச்சிடுகிறோம் அதாவது அரேவின் மூன்றாம் எலிமெண்ட் அது 29 புரோகிராமை சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல வெளியீடு மூன்றாம் எலிமெண்ட் அதாவது 29 2 என்பதை 0 ஆக எழுதுவோம் புரோகிராமை சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல வெளியீடு முதல் மதிப்பு அதாவது 25 இப்போது முதல் ஐட்டமின் மதிப்பை மாற்றுவோம் எழுதுக rainfall within square brackets 0 equal to 11 semicolon இப்போது அதன் மதிப்பை பார்ப்போம் ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல மதிப்பு 11 ஆக மாறியுள்ளது இப்போது அரேவின் அளவு மட்டும் தெரியும் மதிப்புகள் தெரியாது எனில் என்ன ஆகும் அது மாதிரி அரேவை உருவாக்குவதை பார்ப்போம் மெயின் function ல் அனைத்தையும் நீக்கி எழுதுவோம் இன்ட் ஸ்க்வேர்ஸ் ஓப்பன் மற்றும் close square brackets equal to new int within square brackets 10 semicolon இந்த ஸ்டேட்மெண்ட் 10 elementகளை கொண்ட integerகளின் arrayவை உருவாக்குகிறது arrayன் பெயர் ஸ்க்வேர்ஸ் அதற்கு சில மதிப்புகளை சேர்ப்போம் எழுதுக squares within square bracket 0 equal to 1 semicolon அடுத்த வரியில் squares within square brackets 1 equal to 4 semicolon அடுத்த வரியில் squares within square brackets 2 equal to 9 semicolon squares within square brackets 3 equal to 16 semicolon. முதல் நான்கு எண்களின் இருபடிகளை எழுதியுள்ளோம். அரேவின் மற்ற எலமெண்ட்களின் நிலை என்ன? அவை கொண்டுள்ளதை காண்போம். அரேவின் ஆறாம் மதிப்பை அச்சடிப்போம். எழுதுக system dot out dot println within brackets squares within square brackets ஐந்து செமிகோலன் புரோகிராமை சேமித்து இயக்குவோம் மதிப்பு ஜீரோ என காண்கிறோம் ஏனெனில் integerகளின் arrayவை உருவாக்கும் போது அனைத்து மதிப்புகளும் 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது அதேபோல float களின் அரே மதிப்புகள் 0.0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படும் அரேவினுள் ஒவ்வொரு மதிப்பையும் எழுதுவது பெரிய செயலாக இருக்கும் அதற்கு பதில் for loop ஐ பயன்படுத்துவோம் எழுதுக int n, x semicolon for within brackets x equal to 4 semicolon x less than 10 semicolon x equal to x plus 1 open curly brackets n equal to x plus 1 semicolon squares within square brackets x equal to n into n semicolon close curly bracket 4 முதல் 9 வரை எண்களை iterate செய்து அதற்கான எலிமெண்டை arrayவினுள் அமைப்போம் வெளியீட்டை காண்போம் பார்ப்பது போல அரேவின் ஆறாம் element ஐ அச்சடிக்கிறோம் சேமித்து இயக்கவும் ஆறாம் எலிமெண்ட் இப்போது ஆறின் இருபடியான முப்பத்தி ஆறு என பார்க்கிறோம் உண்மையில் இப்போது for அனைத்து மதிப்புகளையும் அமைக்க முடியும் கைமுறையாக அமைக்கப்பட்ட மதிப்புகளின் வரிகளை நீக்கவும் 4 ஐ 0 ஆக்கவும் இப்போது இண்டெக்ஸ் 0 முதல் 9 வரையான அனைத்து எலமன்கள் அதனதன் இருபடிகளுக்கு அமைக்கப்படுகின்றன மூன்றாம் element மதிப்பை காண்போம் 5 ஐ 2 ஆக்குவோம் சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல loop மூன்றாம் elementன் மதிப்பு அமைக்கப்பட்டுள்ளது அது 9 இவ்வாறு arrayகளை உருவாக்கி பயன்படுத்தலாம் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இதில் கற்றது அரேவை ஐ டிக்ளேர் மற்றும் இனிஷியலைஸ் செய்வது அரேவின் ன் அணுகுவது பயிற்சியாக கொடுக்கப்பட்ட integers இன் arrayவில் உள்ள elementகளின் கூடுதலை கண்டறியவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact at spoken tutorial.org spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot O R G slash NMEICT hyphen intro தமிழாக்கம் பிரியா நன்றி